ரூபியில் எப்படி கண்டிஷனர்ஸ் டிஃபைன் பண்ணுன்றதை பார்ப்போம் இந்த லெசனில் அதுக்கு முன்னாடி ரூபியில் ஐஆர்பின்னு ஒரு டூலும் கூடவே வரும் அந்த டூல் என்னன்றதை பார்ப்போம் ரூபி வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் சொன்னேன் இல்லையா ரூபி ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு அதனால் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸிக்யூஷன் நம்ம அப்படியே பார்க்கலாம் இதுதான் ஐஆர்பின்றது டூல் இந்த ஐஆர்பி டூல் எப்போ யூஸ் ஆகும்னா நம்ம எதாவது புதுசாக கற்றுக்கிறதுக்கோ புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறதுக்கோ இந்த ஐஆர்பி டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அந்த ஐஆர்பி டூலை வச்சு பார்ப்போம் ஐஆர்பின்றது பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் ரூபி ஷெல் அங்கே வந்து நீங்கள் உங்கள் ரூபி ஃபைலில் கொடுக்குற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸிக்யூஷன் அதுக்கான ரிசல்ட்டை வந்து இங்கேயே பார்த்துடலாம் ஒரு ஒருத்தரையும் ஃபைலை வந்து ரன் பண்ண தேவை தேவை இல்லை பார்த்தீங்களா A equal one B equal டூன்னு கொடுக்குற புட்ஸ் ஏ புட்ஸ் பி இப்போ C equal to A plus B இப்போது சி என்னவாக இருக்கும் த்ரூ இந்த மாதிரி அதுக்கான ரிசல்ட்டை வந்து அங்கங்கேயே பார்த்துடலாம் இது வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல் மற்றபடி எப்போவுமே நம்ம டாட் ஆர்பின்ற ஃபைலில் தான் நம்மளோட ரூபி ப்ரோக்ராம் எப்போவுமே எழுதணும் இதுதான் இன்டராக்டிவ் ரூபி ஷெல் இனிமேட்டு நம்ம இந்த இன்டராக்டிவ் ரூபி ஷெல்லில் தான் எல்லா ப்ரோக்ராமும் எக்ஸிக்யூட் பண்ணி கற்றுக்க போகிறோம் இப்போது கண்டிஷன்ஸ்க்கு வருவோம் கண்டிஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் இதுதானே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது நம்ம சி ப்ரோக்ராமில் எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பார்ப்போம் சி ப்ரோக்ராமில் இதுதான் கண்டிஷன்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் இல்லையா இதுவே வந்து ரூபியில் எப்படின்னா இப்படி இதுவே நம்ம ரூபியில் எப்படின்னு எழுதுவோம் A equal to one if A equal to equal to one puts A is one else puts something else அவ்வளோதாங்க இப்படி தான் ரூபியில் வந்து இஃபல் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுவோம் இது நான் இதில் காமிக்கிறேன் கம்பேரிசன் இப்போ நான் வெதர் டாட் ஆர்பின்னு ஒரு ஃபைலில் வந்து A equal to one if A equal to equal to one இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் இந்த சைடு அதுக்கான சி ப்ரோக்ராமும் இருக்குது இப்போ ரெண்டுத்துக்கான வித்தியாசம் பார்த்தாச்சு இல்லையா இப்போ நம்ம இது ஈஸியாக இதுதாங்க ரூபியில் கண்டிஷன்ஸ் இருக்குது ஓகே நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம்